அதுக்கு தகுந்த வேலை தான்டா தட்டு ஜல்லிக்கட்டுக்குல பணம் போட்டு கோயில் மனசன் கெச்சல் பக்கத்துலேயே கடமுழப்பா இருக்குது அது நல்லா Mm. Mm. அப்படி வேணா சொல்லு